வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி எயித் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால்லேருந்து அப்படியே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் ட்ரேட் ஆகிற ரேஞ்ச் வந்து thirty five thousand two seventy two two seventy அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கிறது வந்து பையிங் ட்ரெண்டில் வந்து இருக்குது ஸோ அதனால் கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது பட் ஒன்ஸ் செல்லிங் ட்ரெண்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிற பாயிண்ட்லேயே வந்து ஒரு கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆகும் நமக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு ஒரு லைன் வந்து வந்துடும் sell at thirty five thousand two forty seven வந்துருக்கு மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் கீழே இருக்க டூ லைன்ஸ் வந்து டார்கெட் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ஃபஸ்ட் டாரட் நம்ம எய்ம் பண்ணுறது thirty five thousand one fifty eight so இப்போ நம்ம அது பிரேக் அவுட் ஆகுதான் தான் பார்க்க போகிறோம் நமக்கு இப்போ செல் கால் வந்தது thirty five two thirty two two thirty seven இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் வந்திருக்கு இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் எல்லாமே ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ விஷுவலாக யார் வேணாலும் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல்லிங் ட்ரெண்டுன்றனால ரெட் கலர் கேண்டில்ஸ் வருது ஸோ நீங்கள் ஜஸ்ட் சார்ட்டை பார்த்தாலே போதும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே போதும் பையிங் ட்ரெண்டுங்கிற கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்டுங்கிற கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் வரும் ஓகே இப்போ நமக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி கால் வந்துச்சுன்னு காட்டணும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்ட்டு உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் ஒரு கேண்டலுடைய கலர் மாறுறது இப்படி தான் மாறும் அந்த கால்ஸ் வந்து இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு நெக்ஸ்ட் செகண்டே உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்துக்கிட்டு இருக்கு தேர்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது இது நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே பையிங் ட்ரெண்டுங்கல கேண்டில்ஸ் எப்படி க்ரீன் கலர் வந்துச்சோ செல்லிங் ட்ரெண்டுங்கல அப்படியே ரெட் கலரில் வருது இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கால்ஸ் வரும் வர்ற கால்ஸ் இப்படி தான் உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆப்ஷன்லையும் பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand put option வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ புட் ஆப்ஷனில் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் நமக்கு வந்து செல் கால் அப்படின்னாலுமே நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனில் பை பண்ண முடியும் அந்த மாதிரி தான் ஃபோர் நாட் ஃபைவ்ல நமக்கு பை கால் வந்துச்சு வந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி எல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டினுக்கு மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு செல் கால் வந்தது த்ரீ ஃபிஃப்டி எயிட்டில் வந்து வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்போ த்ரீ டென் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ அப்போதைக்கு த்ரீ தேர்ட்டிக்கு மார்க்கெட் இப்படி தான் வந்து க்ளோசிங் நடந்துச்சு பை காலன்றையில் உங்களுக்கு கேண்டில்ஸ் அப்படியே க்ரீன் கலரில் வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் வரும் அதே செல் காலங்கையில் ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆப்ஷனில் வர என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் இல்லை நீங்கள் ஃபியூச்சரை வச்சு பேஸ் பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆப்ஷன் நாங்கள் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் இந்த மணி தான் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காண்டி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே அதை பார்த்து ஓனாக ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ